Yamaha Yabuset version 3 Full Review Tamil hello friends welcome to auto இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த new model Yamaha FZ FI model பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஃப்செட்டோட மாடலாக இருக்குது இது இந்தியாவில் number as one initial quality upper executive motor சைக்கிளாக இது வந்து கருதப்படுது இந்த பைக்கில் ஆர்டாக இருக்கிற இன்ஜின்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெக்கானிசம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க with have the advance sensors and actuators to calculate the delivers amount of fuel இந்த அட்வான்ஸ் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபியூல் வந்து கேல்குலேட் பண்ணி டெலிவர் பண்ணி இன்ஜின் உள்ள வந்து சப்ளை பண்ணும் ஸோ இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியால் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது தென் இதோட டோட்டல் வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கேஜிஸ்னால ஃபுல் வெயிட்டாக இருக்குது இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க it give the smooth passing acceleration நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு ஜர்க்கிங் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து வண்டி வந்து ரன் ஆகக்கூடிய டிசைன்ஸ்னால சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கட்டும் சூப்பராக வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க தென் இதில் பிக்கப்பும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குயிக் இனிஷியல் பிக்கப் தென் இதில் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது hundred and forty nine CC powerful FI engine SOHC two valve single cylinder இன்ஜினாக இது வந்து இருக்குது இதோட பவர் பார்த்தீங்கன்னா thirteen point two PS at eight thousand RPM and இதோட டார்க் பார்த்தீங்கன்னா twelve point eight newton metre at six thousand ஆர்பிஎம்மாக இருக்குது இதோட கூலிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூல்னால மேக் மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இதோட கியர் பாக்ஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது இது வந்து கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது தென் இதோட ஃபியூயல் சப்ளை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எக்கனாமி நம்ம பார்க்கும்போது இதோட top speed about hundred and twelve kilometre per hour and இதோட மைலேஜ் வந்து நீங்கள் சிட்டிஸில் செக் பண்ணும்போது forty five kilometre per litre வந்து கொடுக்கும் இது தென் இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் டிசைன் நம்ம பார்க்கும்போது சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்காங்க அண்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா telescopic fork suspension and real suspension பார்த்தீங்கன்னா mono cross or swing arm சஸ்பென்ஷனால் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா good feel and stabilising while braking braking நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க எந்த ஒரு ஜர்க்கிங் இல்லாமல் கொடுக்கும் உங்களுக்கு தென் இதில் டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் நம்ம பார்க்கும்போது டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் நல்லா மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இதோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா ஹலாய் வீல்ஸ் அந்த டயர்ஸ் நம்ம பார்க்கும்போது one forty MM wide range radial டயராக கொடுத்துருக்காங்க இதுக்காக இந்த ரேடியல் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் எக்கனாமிக்காக இருக்கிறதுக்கும் அண்ட் குட் க்ரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமா இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு அதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி எம்எம் ஓவராலாக பார்த்திங்கன்னா செவன் நைன்ட்டி எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சீட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை நார்மலான ஹைட் தான் கொடுத்துருக்காங்க தென் இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தென் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது எல்சிடி டிஸ்பிளே வந்து நல்லா ஒயிட் சைஸில் கொடுத்துருக்காங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுதான் இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் நேம் இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்க முடியும்னா மீட்டர் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபீல் இண்டிகேட்டர் நம்ம பார்க்கலாம் லோ ஃபீல் வார்னிங் லேம்ப் வந்து இண்டிகேட்டர் காட்டும் உங்களுக்கு then speedometer and trip meter then இதில் நம்ம பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாஸ் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்க் பிரேக் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக நம்ம வெப்சைட்டோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்த்துட்டோம் இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அப்படி என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பவுல்ன்ற ஒரு சின்ன ஒரு பவுல் வந்து இன்ஜின் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா which is use to protect the engine from dirty and mud places as well as exhaust pipe நம்ம டிரைவிங் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட்டு எக்ஸாஸ்ட் பைப் இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்டோன்ஸ் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி நம்ம இன்ஜின் மேலே போட பட்டுச்சுன்னா அந்த எக்ஸாஸ்ட் பைப்பில் வந்து சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் ஆகும் அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன மட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக நம்ம எமகா எஃப்செட் எஃப்ஐயோட நம்ம ரிவ்யூஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் and if you have any queries or doubts just comment below இந்த கமெண்ட் செக்ஷன் தேங்க்யூ